இது உங்கள் ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ் கார்த்திக் இவர் தமிழ் இன்றைக்கி நம்ம சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பது லெக் பீஸ் வச்சுருக்கோம் இங்கே பதினஞ்சு அங்கே பதினஞ்சு இருக்குது எங்களால் எத்தனை சாப்பிட முடியுதுன்னு பார்ப்போம் எவ்வளோ டைமில் சாப்பிட முடியுதுன்னு பார்ப்போம் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டைம் ஆன் பண்ணிக்கலாம் ஒன் டூ த்ரீ இப்போ இந்த சேலஞ்ச் வந்து முடிஞ்சிருச்சு எங்களால் வந்து இந்த டைமுக்கு வந்து நான் பன்னெண்டு லெக் பீஸ் சாப்பிட்டேன் நான் ஒம்பது லெக் பீஸ் இந்த டைமுக்கு சாப்பிட்ருக்கேன் எங்களால் இவ்வளோ தான் இந்த டைமுக்கு வந்து இவ்வளோ லெக் பீஸ் தான் சாப்பிட முடிஞ்சுது இந்த டைமுக்கு உங்களால் இதை விட அதிகமாக சாப்பிட முடியும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலாம் என்ன பண்ணுறது உங்களுக்கே தெரியும் அடுத்ததான் நாங்கள் நான்வெஜ்ல என்ன ட்ரை பண்ணணுன்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மீண்டும் சந்திக்கும் வணக்கம் Por favor.